வணக்கம் இது பார்த்திங்கன்னா சில்வரில் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் டைம் இப்போ லெவன் ஃபிஃப்டி ஆகுது சில்வரில் பார்த்திங்கன்னா பைக்கால் வந்திருக்கு sixty six thousand four thirty ஃபைவ்ல மார்க்கெட் இப்போ அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட் டாரட் வந்து sixty six thousand six not one stop loss பார்த்திங்க அப்படின்னா sixty six thousand two seventy so market இப்போ எந்த சைடு போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் ஸோ செல் கால் வந்தது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேயே வந்துச்சு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏப்ரல் தேர்ட்டீன்த் ஆக்சுவலி இது நாங்கள் ஷோ பண்ணுறது அந்த தேர்ட்டீன்த்தினுடைய ஃப்ரெஷ்ஷான ஒரு பைக்கால் வந்தது வந்து ஒரு ஆஃப்டர்நூனில் தான் வந்திருக்கு அன்றைக்கி வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக ஒரு பைக்காலும் வந்திருக்கு sixty seven thousand fifty nine அது சிக்ஸ்டி செவன் த்ரீ ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் எஸ் இந்த சிக்னல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும் அதாவது இப்போ பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவோம் ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும்போது தான் இந்த கால்ஸ் வந்து கொடுக்கும் இந்த ட்ரெண்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேண்டில்ஸ்னுடைய கலரே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு சொல்லும் ஸோ இப்போ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பை கால்ன்றனால தான் நமக்கு வந்து க்ரீன் கலரில் கேண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெட் கலர் கேண்டிலில் இருக்கும் இல்லாட்டினா அவுட்லைன் ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட் மார்க்கெட்டை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னன்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன மாதிரி கால் எதிர்பார்க்கலான்றதையும் உங்களால் இந்த சிக்னலை பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் தேர்ட்டீன்த் ஒரு லெவன் ஃபிஃப்டி போல் பைக்கால் வந்திருக்கு சில்வரில் இது ஃபைவ் மினிட் ஷார்ட் பைக்கால் வந்ததை விட ரிவர்ஸில் தான் ட்ரேடிங் போயிட்டுருக்கு sixty six thousand four one ஃபோரில் ட்ரேடிங் போகுது இது சிக்ஸ் நாட் ஒன்னை பிரேக் அவுட் பண்ணும் பிரேக் அவுட் பண்ணுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது உங்களுக்கு இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்றனால தான் கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகுது இது அடுத்த ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் உங்களுக்கு அடுத்த ட்ரெண்டுனா ஒன்றும் இல்லை மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் ஒன்று பையிங் ட்ரெண்ட் இல்லாட்டினா செல்லிங் ட்ரெண்ட் ஸோ கேண்டில் வந்து ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும் இல்லாட்டினா ரெட் கலரில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் என்னென்னா செல்லிங் ட்ரெண்ட் வர்ற வரைக்கும் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு க்ரீன் கலரில் தான் வரும் அதே மாதிரி தான் செல்லிங் ட்ரெண்டுக்கும் அதே மாதிரி கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு இப்போ என்ன கால்ஸ் எதிர்பார்க்கலான்ட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிடும் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு இப்போ நார்மல் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன்ற மாதிரி கேண்டில்ஸ் மாறி மாறி வரும் இது உங்களுக்கு வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்ஸுடைய கலர் வந்து வரும் ஸோ இதான் வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகுது நமக்கு லெவன் ஃபிஃப்டிக்கு வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் ஆனால் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுது sixty six thousand six twenty சிக்ஸில் ட்ரேட் ஆகுது மார்க்கெட் நமக்கு பைக்கால் வந்த ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேடிங் போச்சு சிக்ஸ்டி சிக்ஸ் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸில் நமக்கு வந்தது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் டவுன் போயிருக்கு டவுன் போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி கொடுத்து நமக்கு இப்போ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு இப்படி தான் சில்வரில் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கால் வந்து ஜென்ரேட் பண்ணி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ நான் சொன்னேன்ல கேண்டில்ஸுடைய கலர் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டலினுடைய கலர் க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் அடுத்த ட்ரெண்ட் வரையில் தான் உங்களுக்கு அடுத்த செல் காலும் வரும் அது ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலாம் டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் கம்ப்ளீட்டாக வரும் ஸோ இது சில்வர் பைக் கால் பார்த்தோம் ஓப்பனிங்கில் ஸோ இது ப்ரீவியஸாக வந்தது செல் கால் இது நடந்து முடிஞ்சது ப்ரீவியஸ் டே அதுக்கு ப்ரீவியஸாக வந்த பைக் கால் இது ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்களே கால்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து சில்வர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து செல் கால் வந்துச்சு அது வரைக்கும் பையிங் ட்ரெண்டில் க்ரீன் தான் கேண்டில்ஸ் வந்து போச்சு இது sixty seven thousand four sixty த்ரீல செல் கால் வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு வந்த கேண்டிலே வந்த ஃபைவ் மினிட்ஸில் இது அதுக்கு ப்ரீவியஸ் டே நம்ம பார்த்த ஓப்பனிங்கில் பார்த்த ஃப்ரெஷ்ஷான ஒரு பை கால் ஸோ அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ஓப்பனிங் ஆயிடுச்சு இது ஈவினிங் மார்க்கெட் மட்டும்தான் டியூ டு ஹாலிடே இந்த கேண்டில் ஓப்பன் ஆன ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்டக்க தான் இந்த செல் கால் வந்து மார்க்கெட்டில் டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் அவுட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சில்வரில் செல் கால் வந்து மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு ரன் ஆகும் ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அடுத்து ஒவ்வொரு ட்ரெண்டும் எப்போ மாறுதோ அப்போ தான் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு கால்ஸோட ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே வரும் ஸோ இது ஏப்ரல் ஃபோர்டீன்த் வந்து செல் கால் உங்களுக்கு